ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் நிமிஷாத் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு யூடியூப் சேனல் ஒன்று செஞ்சுட்டு வரேன் ஸோ இந்த சேனலில் வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முதல் இந்த ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை வச்சு நான் அந்த வீடியோ செஞ்சுருந்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க ஸோ அந்த பார்க்காதவங்களும் இருக்கீங்க ஸோ பார்க்காதவங்க தயவு செய்து ப்ளீஸ் பாருங்கள் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ நாங்கள் செஞ்சுக்கிறோம் மட்டும் இல்லாமல் பார்த்தவங்க வந்து லைக் போடலைனாலும் கமெண்ட் போடலைனாலும் தயவு செய்து லைக் கமெண்ட்டில் போடுங்க மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் ரைட் நான் வந்த விஷயத்த சொல்கிறேனே அதாவது இப்போ கொஞ்ச நாள் இந்த வீடியோ நாங்கள் போட்டதுலேருந்து நிறைய சப்போர்ட்டும் வந்துச்சு அதேமாரி உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிச்சு இது வந்து இப்போ தானே நாங்கள் புதுசாக இது செஞ்சுக்கிறதால கொஞ்சம் மிஸ்டேக்கள் இருக்குது எடிட்டிங் மிஸ்டேக் அடுத்து வந்து கேமராமேன் மிஸ்டேக் அடுத்து இந்த வீடியோ நடிச்சாக்கிற மிஸ்டேக் மிஸ்டேக்கள் ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் சரி செய்வோம் ஸோ ப்ளீஸ் தயவு செய்து உங்களுடைய ஹெல்ப் நீங்கள் அனைவரும் தாங்க நன்றி